சமூக வலைதளங்களில் பல இளைஞர்களின் புலம்பலை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இந்த புலம்பலுக்கு காரணம் நம்ம எருமசாணி புகழ் ஹரிஜா தான் பல பேர் ஹரிஜாவை சென்னை பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஹரிஜா கோயம்புத்தூர் பக்கம் பொண்ணு இவருக்கு திருமணத்துக்கு முன்பு நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது ஆனால் என்ன காரணமோ தெரியல படங்களில் நடிக்க விரும்பவில்லை இவர் திருமணத்துக்கு பிறகு தனது கணவருடன் திருவிளையாடல் என்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் பல வீடியோக்களை வெளியிட்டு வருகிறாங்க நடிகை ஹரிஜா கவர்ச்சியான உடையில் சில புகைப்படங்களையும் அவ்வப்பொழுது வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளாங்க அந்த வகையில் தற்பொழுது ஜாக்கெட் போடாமலேயே சேலை கட்டி விளம்பரம் ஒன்றில் கவர்ச்சி போஸ் காட்டி ரசிகர்களை கவர்ந்துருக்காங்க நம்ம மேடம் இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற ட்ரெண்டிங் நியூஸுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிருங்க தேங்க்யூ